இப்போ நாம க்ரூடாயில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஒன் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூனில் ஒரு டுவெல் சிக்ஸ்டீன் மேலே ஆகுது இப்போதைக்கு நமக்கு வந்து ஒரு செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் ஆயிருக்கு ஸோ ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா பை கால் ஸோ அதுலேருந்து அப்படியே மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன் சைடில் இறங்குச்சு இறங்கினோன்னு நமக்கு மார்க்கெட்டில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு நம்ம இது வந்து பர்டிகுலராக ஒரு டுவெல் பிஎம் வந்து உங்களுக்கு நாங்கள் ஷோ பண்ணியிருக்கோம் ஸோ இது மார்னிங் மார்க்கெட் வந்து நாங்கள் உங்களுக்கு காட்டல ஸோ இதுக்கு ரீசன்ட் கேட்டிங்க அப்படின்னா கமாடிட்டி ஜென்ரலாகவே நாங்கள் வந்து மார்னிங் மார்க்கெட் வந்து பண்ணவே மாட்டோம் ஸோ ஒரு ட்ரேடிங் அப்படின்றது ஒன்று பண்ணால் ஒன்று ஒரு டுவெல் பிஎம்க்கு வந்து பண்ணலாம் ஏன்னா அந்த டயத்தில் கொஞ்சம் மூவ்மெண்ட் நல்லாயிருக்கும் இல்லாட்டினா டேரெக்டாக ஈவினிங்கில் பண்ணுறது ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் ஈவினிங்கில் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் மேலே பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய ட்ரேடிங் பார்த்திங்க பார்த்தீங்க அப்படின்னா கமாடிட்டியில் வந்து நம்ம ரெஃபர் பண்ணுறதுமே நம்ம கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே அந்த மாதிரி தான் ரெஃபர் பண்ணுறோம் ஸோ இன்றைக்கி ஒரு பன்னெண்டு மணிக்கு அப்புறம் நமக்கு ஜெனரேட் ஆயிருக்க ஒரு ஃபஸ்ட்டு கால் அப்படின்றது பார்க்கும்போது நமக்கு இந்த செல் கால் தான் வந்து இன்றைக்கி ஜெனரேட் ஆயிருக்கு செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா sell at five one one six அப்படின்னு சொல்லிட்டு செல் கால் வந்திருக்கு அது மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு மாறும்போது கேண்டலினுடைய கலர் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிற மாதிரி நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம் இது எதுக்காண்டினா யார் வேணாலும் ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே கேண்டில்னுடைய கலர் வச்சு மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணிடணும் கண்டுபிடிச்சிடணும் அப்படின்றதுக்காண்டி ஸோ அப்படி தான் இப்போ கூட நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்கன்னா கூட ஓகே கேண்டில் கலர்ஸ் வந்து ரெட் கலரில் போயிட்டுருக்கு அப்போனா க்ரூட் ஆயில் இப்போதைக்கு வந்து ஒரு சின்ன டவுன் ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி இன்ட்ராடேயில் டவுன் ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்குன்றதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அடுத்து ஒரு என்ட்ரி எடுத்தால் எங்கே எடுக்கலாம் அப்படின்றதுக்கு அப்படியே ஃபஸ்ட் கேண்டில்லேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரும் sell at five one one six அப்படின்னு சொல்லிட்டு அதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் கீழே ரெண்டு ரெட் கலர் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருக்குல்ல அதான் first target second target line மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன் இந்த மாதிரி இந்த சார்ட்டில் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் லைவ் மார்க்கெட்டில் அதுவே வந்து கேண்டில்ஸ்னுடைய மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணிட்டு நமக்கு கால்ஸ் வந்து கொடுக்கும் நம்ம வந்து டெய்லி ஜஸ்ட் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும் அது வந்து மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலர் மாறிட்டு என்ட்ரி பாயிண்ட் எடுத்தால் எங்கே எடுக்கலாம் டார்கெட் எதிர்பார்த்தா எவ்வளோ தூரம் ஸ்டாப் லாஸ்னா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் எவ்ரிடே வந்து உங்களுக்கு இந்த சார்ட்டில் வந்து கால்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணி கொடுத்துட்டே தான் இருக்கும் ஸோ அப்படி இன்றைக்கி நமக்கு ஒரு டிசம்பர் ஃபஸ்ட்டில் ஒரு ஒரு டுவெல் பிஎம்க்கு அப்புறம் நமக்கு ஜெனரேட் ஆயிருக்க ஒரு ஃபர்ஸ்ட் கால்னு எடுத்துக்கிட்டால் இந்த செல் கால் தான் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு sell at five one one six அப்படின்னு சொல்லிட்டு செல் கால் வந்து வந்திருக்கு ஸோ வந்தது இப்போதைக்கு ஒரு டூ மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அதான் ரெண்டு கேண்டில் முடிஞ்சு மூணாவது கேண்டில் ட்ரேடிங் போயிட்டுருக்கு டுவெல் டுவெண்ட்டி ஆகுது ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆனதை விட மேலே தான் வந்து போயிட்டுருக்கு ஸோ யார் வேணாலும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறவங்க கூட ஈஸியாக வந்து என்ட்ரி பாயிண்ட் எடுக்க முடியும் ஸோ இப்போதைக்கு வந்திருக்க இந்த செல் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ வந்திருக்க இந்த கால் ஃபைவ் ஒன் சிக்ஸில் வந்திருக்குது ஃபஸ்ட் டாரட்டான five one zero three point twenty one so five one zero three reach out ஆகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் வந்திருக்க செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன் சைடில் இறங்குச்சு இறங்கினது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஸ்ட்ராங்காக ஃபஸ்ட் டார்ட்டை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டுவெல் தேர்ட்டி ஃபைவ்க்கு வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இறங்க ஆரம்பிச்சிச்சு ஃபஸ்ட்டு கால் ஜெனரேட் ஆகி கொஞ்சம் நேரம் ரிவர்ஸ்லேயே போனாலும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் டச் ஆகிறதுக்கு முன்னாடி ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆச்சு திரும்பிட்டு டவுன் சைடில் இறங்க ஆரம்பிச்சிச்சு இறங்க ஆரம்பிச்சதில் நமக்கு ஃபஸ்ட் டார்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா ரீச் கொடுத்துச்சு அதுக்கப்புறம் இப்போ டுவெல் தேர்ட்டி ஃபைவ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா five zero ninety four range வரைக்கும் டவுனில் வந்திருக்கு அதாவது ஃபைவ் ஒன் ஒன் சிக்ஸில் ஜெனரேட் ஆன செல் கால் நமக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் மேலே ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் செல் கால் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் சைடில் இறங்கி செகண்ட் டாரட்லாம் பிரேக் அவுட் பண்ணுச்சு அதாவது ஃபைவ் ஜீரோ நைன்ட்டிலாம் பிரேக் அவுட் பண்ணி டவுன் சைடில் போச்சு அடுத்து ஒரு ஒன் ஓ கிளாக் அப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் சடனாக வந்து நல்லா ஷார்ப்பாக ஏற ஆரம்பிச்சிச்சு ஸோ அந்த மாதிரி ஏற ஆரம்பிச்சதில் நமக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பை கால் ஜெனரேட் ஆயிருக்கு buy at five one twenty three அப்படின்னு சொல்லிட்டு பை கால் வந்திருக்கு இதில் கால்ஸ் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகாது இப்போ ஆல்ரெடி ஒரு செல் கால் போயிட்டுருக்குன்னா அடுத்து கால் வந்தால் பை கால் தான் வந்து கன்ஃபார்மாக வரும் ஸோ நீங்கள் பை கால்க்குரிய ப்ரிப்பேர் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு என்ன லாட் போடலாம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதில் வர என்ட்ரி பாயிண்ட் வந்தோன்னே நம்ம ஜஸ்ட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது தான் நம்மளுடைய வேலையாக இருக்கும் அடுத்து அதில் வர டார்கெட் ஸ்டாப்லாஸ்லாம் அதுக்கப்புறம் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பைக்கால் ஜென்ரேட் ஆயிருக்கு அதனால் கேண்டில் பாருங்கள் க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் போகுது மேலே ரெண்டு க்ரீன் கலர் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருக்குல்ல அதான் first target second target line நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது ஒரு ஒன் மினிட்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு டார்கெட் கிட்டக்க வந்து வந்துருச்சு ஒரு நைன்டி பர்சன்ட் ஆஃப் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போயே அச்சீவ் பண்ணியிருக்கு ஸோ இதில் வந்து ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி த்ரீல நமக்கு பைக்கால் வந்திருக்கு மேலே அந்த ஃபஸ்ட் லைன் ஷோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா five thousand hundred and thirty five point eighty one so five one three six வருதா அப்படின்றது தான் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி நம்ம செல் கால் பார்த்தோம் அது நல்லா செகண்ட் டாரட் வரைக்கும் ரீச் கொடுத்துருக்கு இப்போதைக்கு பைக்கால் கால் வந்திருக்கு பை கால் ஃபஸ்ட்டு ஒன் மினிட்லேயே நைன்டி பர்சன்ட் அச்சீவ் ஆயிடுச்சு ஸோ இது வந்து எவ்வளோ தூரம் ரீச் கொடுக்குது எந்த அளவுக்கு மூமெண்ட் தருதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகுது நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு த்ரீ மினிட்ஸில் ஃபஸ்ட் ஆரட்டையும் அடுத்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் டாரட்டையும் வந்து ரீச் அவுட் வந்து கொடுத்துருக்கு ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு க்ரூட் ஆயில் ஒன் மினிட் சார்ட்டில் ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்புறம் கிடச்ச ஒரு செல் கால் ஒரு பை கால் என்ட்ரி பாயிண்ட் கிடச்சி இப்படி தான் டார்கெட்ஸை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா நீங்கள் உங்களுடைய வேலை டெய்லி ஜஸ்ட் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கணும் பார்க்கும்போது கேண்டில் கலர் வச்சு மார்க்கெட் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணி பண்ணிவிட்டு அதில் வர என்ட்ரி பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி ட்ரேடிங்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த சார்ட் பற்றின டீட்டெயில் வேணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க தேங்க்யூ